வணக்கம் இப்போ நாம் natural gas five minute chart பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஜூலை ஃபஸ்ட் இன்றைக்கி தான் முதல் கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டுவெண்ட்டியில் நமக்கு ஒரு நைன் டுவெண்ட்டி போல் பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாயிண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் அதனால தான் கேண்டில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எல்லாமே ரெட் கலரில் இருக்குது அது டூ செவன்ட்டி த்ரீ நைன்ட்டியில் செல் வந்தது நல்ல டவுனில் டூ செவன்ட்டி வரைக்கும் இறங்கிட்டு மார்க்கெட் ட்ரேடிங் அன்றைக்கி முடிஞ்சு ப்ரீவியஸ் டே ஜூன் தேர்ட்டியத் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபஸ்ட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அதனால தான் நீங்கள் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கேண்டிலுமே பாருங்கள் க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இது வந்து சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு மார்க்கெட்டில் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டலினுடைய கலர் வரும் அதே சமயத்தில் கால்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஜென்ரேட் ஆன கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் கால் வந்து நம்ம கேண்டில் கலர்லாம் மாறுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இன்னும் கூட ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் எப்படி வந்து கலர் சேஞ்ச் ஆகுது எப்படி வந்து கால்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கொடுக்குதுன்ட்டு இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி ஜஸ்ட்டு நீங்கள் சும்மா ஓப்பன் தான் வந்து பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு கால்ஸ் வரையிலையும் கேண்டில் கலர் மாறும் அப்புறம் உங்களுக்கு என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு நமக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டியில் பைக்கால் வந்திருக்கு two seventy five fifty range வரைக்கும் ட்ரேடிங் வந்து இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு நம்ம எதிர்பார்க்குறது ஒன் பாயிண்ட் டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இதில் காட்டுற ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா two seventy five point ninety காட்டுது நம்ம ஆனால் two seventy six point twenty வருதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது நமக்கு பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டியில் ஜென்ரேட் ஆன பைக்கால் இப்போ டூ செவன்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா two seventy six point fifty இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்ன நடக்குதுன்ட்டு ஸோ ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் அதுக்கப்புறம் நமக்கு கால் சேஞ்ச் ஆனது இன்றைக்கி ஓப்பனிங்கில் இன்றைக்கி மார்னிங்கில் வந்து சேஞ்ச் ஆச்சு ஒரு நைன் டுவெண்ட்டிக்கு அப்படி சேஞ்ச் ஆன கால் நமக்கு ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கொடுத்துருச்சு செகண்ட் டாரட்டும் பிரேக் அவுட் ஆகுதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஆரட்டும் பிரேக் அவுட் பண்ணி ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டியில் பைக்கால் வந்துச்சு டூ செவன்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு இப்படி தான் நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன பைக்கால் இப்படி தான் ஒர்க் அவுட் வந்து நடந்திருக்கு ஒன் ஹவர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஈவினிங் ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி வரைக்கும்லாம் ரைஸ் ஆச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு ரிவர்ஸ் ஆனதில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் மேலே டவுன் வந்து வந்திருக்கு நமக்கு இப்போ செல் கால் ஜென்ரேட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அதான் இப்போ நம்ம வந்து வீடியோ பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிடுது அது பக்கத்தில் உடனே பார்த்தீங்கன்னா six two seventy five point ஃபிஃப்டியில் செல் பண்ணுங்கள் கீழே ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா two seventy four point eighty காட்டுது நம்ம இதுலேயும் ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட் வருதான்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் அதாவது two seventy four point fifty வருதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு நமக்கு செல் கால் வந்து கிடச்சிருக்கு அதனால் கேண்டலில் ரெட் கலரில் இருக்குது டூ செவன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டியில் செல் கால் வந்திருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆகுது மார்க்கெட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிருச்சு ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கிடச்சிருக்கு டூ செவன்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு செகண்ட் டாரட் பார்த்திங்கன்னா two seventy four point fifteen காட்டுது ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு வித்தின் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது செகண்ட் டாரட் வரைக்கும் நமக்கு வந்து வந்துருச்சு ஸோ இது நம்ம எதிர்பார்க்குறது ஒரு பாயிண்ட் தான் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு இந்த ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு முன்ன பின்ன ட்ரேடிங் வந்து அப் அண்ட் டவுன் போச்சு செல்லிங் ரேஞ்சுக்கு அடிக்கடி வந்துட்டு தான் போச்சு ஆனால் அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பை கால் நம்ம டேனுடைய ஓப்பனிங்லேயே பார்த்தோம் டூ செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டியில் அது நமக்கு ஒரு ஒன் ஹவர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா டார்கெட்டை ரீச் வந்து கொடுத்துச்சு அதாவது ஈவினிங் மார்க்கெட் நல்ல வாலட்டைல் மார்க்கெட் பத்து நிமிஷத்தில் டார்கெட் அச்சீவ் பண்ணுது ஆனால் மார்னிங் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவான மார்க்கெட்டுன்றனால டார்கெட் அச்சீவ் பண்ண ஒரு மணி நேரம் டைம் வந்து எடுத்திருக்கு ஸோ மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டார்கெட் வந்து ரீச் அவுட் ஆகிறதும் டைம் வந்து ஆகுது ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட்டார் கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது இது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி டெய்லி இதை பார்த்து நீங்களே ட்ரேட் பண்ணணும் இந்த சார்ட்டை பார்த்து டெய்லி நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ